ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பேக் வந்திருக்கோம் எதுக்குன்னா இங்கே வந்து ஃபயர் ஒர்க் வந்து டுவெல் ஓ கிளாக் நடக்க போகுது டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ வாங்க போய் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே அந்த சைடு போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கே வா ஃபேமிலிஸ்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் போட்டிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக் பீப்புள் கிட்ட வர போகிறாங்க இங்கே இந்த இடத்துக்கு அங்கே பாருங்கள் பயங்கரமாக போலீஸ்லாம் செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பேல வந்து ஓஷியன் ஃபைனான்ஷியல் சென்டர் சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது அதில் வந்து ஃபார்ட்டி செகண்ட் ஃப்ளோரில் வந்து அவங்களோட ஆஃபீஸ் வந்து இருக்குங்க அதையும் வந்து நாங்கள் போய் பார்த்தோம் தமிழ் எழுத்துல வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க ஆ இங்கிலீஷும் இருக்குடி இங்கிலீஷும் இருக்கு தமிழும் இருக்குது இதில் இந்த சைட் ஃப்ரண்ட்டு இருட்டா இருக்க ரோகி ஒன்றுமே தெரியல ரோகி இரு நானும் போகிறேன் தவன் இங்கே பாரு இன்னும் கிட்ட வா அந்த லைட் கிட்ட வா லைட் கிட்ட வா ஆ லைட் கிட்ட நில்ல லைட் கிட்ட நில்ல இன்னும் பின்னாடி போ பின்னாடி போ தவன் எக்ஸைட்டடாக இருக்கா ஃபயர் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்க்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி கிட்ட இருக்கும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபயர் ஒர்க்ஸும் அப்புறம் அந்த ஷோ வந்து போட்டிருந்தாங்க பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இவ்வளோ க்ரௌட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த செக்யூரிட்டிலாம் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நிறைய ரோடு வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால நிறைய பேர் வந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் வந்து இருந்தாங்க ஸோ அங்கே இருந்த போலீஸ் ஆகட்டும் செக்யூரிட்டி ஆகட்டும் ரொம்ப அழகாக வந்து கைண்டாக வந்து எல்லாருக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க இருக்காங்க இருக்காங்க இங்கே நில்லுங்க இங்கே தெரியுது பாருங்க ஒன்றுமே இருக்குல்ல கிழங்கு லெவன் தேர்ட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் லெவன்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க zera. Dawaj lang, hopę. போட்டா என்னது எப்படி இல்லை இல்லை என்னமோ அது ஒரு ஃபுல்லாக வரப்போகுது இப்போ அங்கே பார்த்தியா லயன் வந்துச்சு Merlion? Merlion? அது ஷார்ப்பாக நாலு மிஷின் தான் இருக்கு என்னது ஃப்ளாகா அந்த சைடில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிங்கப்பூரோட ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் once twelve o'clock reach ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மனசில் என்ன தோணுச்சுன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக வந்து அமையணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் ஒன்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து விஷ்யூ ஹாப்பி நியூ இயர்